எல்லாருக்கும் வணக்கம் we are Varna from Sirumugai Coimbatore district நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஃபுல் கிராண்ட் நீம் சரி ஒர்க் இருக்கக்கூடிய சாரீஸ் தாங்க வாங்க ஒவ்வொரு சாரியை நம்ம பார்த்துடலாம் இது வந்து ஆல் செல்ஃப் டைப் இருக்கக்கூடிய சாரீ அதாவது சாரீ ஃபுல்லாகவுமே உங்களுக்கு வந்து ஜரி ஒர்க் இருக்கும் அது நீம் ஜரி ஒர்க் இருக்கும் நீம் ஜரி அப்படிங்கிறது சில்வர் ஆர் கோல்டு சரி கூட நம்ம சில்க் த்ரெட் வந்து டெஸ்ட் பண்ணி மேக் பண்ணுறதுங்க ஏன்னா யூஸ்வலாக சில்வர் கோல்டு காப்பர் இந்த டெஸ்டட் சரியில் தான் ஒர்க் இருக்கும் ஸோ அது டிஃப்ரெண்ட் கலரில் அச்சீவ் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுறதுங்க ஸோ அந்த ஜரிக்கு பேர் நீம் ஜரின்னு சொல்கிறோம் ஸோ இந்த சாரியில் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ப்ளவுஸ் பிளெயின் தான் ஆனால் ப்ளவுஸில் உங்களுக்கு ஹேண்டுக்கு வந்து என்ன ஆயிடுதுன்னா ஒர்க் வந்துடுது ப்ளவுஸ் பிளைன் இன்னர் லேயர் பிளைனாக வருங்க மற்றபடி ஆல் ஓவர் பாடி உங்களுக்கு ஃபுல்லாகவுமே இந்த நீம்சரி ஒர்க் இருக்கும் இந்த சாரியோடைய கலர் வந்து ரெட் கலரில் வருது ஸோ இந்த ரெட் அப்படிங்கிறது ஒரு மாதிரி கொஞ்சம் லைட் ரெட் மாதிரி தாங்க வரும் சாரியுடைய number six four one six forty one இது வந்து பியூர் சில்க்குங்க வார்ப்பு வெஃப்ட் ரெண்டு சைடுமே நம்ம பியூர் சில்க் த்ரெட் வச்சு தான் கைத்தறியில் நெசவு பண்ணியிருக்கோம் ஒவ்வொரு சாரீ கூடயும் கட்டாயம் சில்க் மார்க் டேக் வந்துடும் தாராளமாக நம்மக்கிட்ட இந்த சாரீ வாங்கினதுக்கப்புறம் நீங்கள் வீட்லேயே செக் பண்ணி பார்த்துக்கலாம் இது பியூராக இல்லையான்னு அண்டு பியூர் சில்க் அப்படின்னா அது கண்டிப்பாக வந்து பாலிஸ்டரோடையோ பாலிஸ்டர் மிக்ஸோடையோ அல்லது கோன் மிக்ஸோடையோ நீங்கள் கம்பேர் பண்ண வேண்டாங்க ஏன்னா பாலிஸ்டருங்கிறது வேறு பியூர் சில்க்குங்கிறது வேறு இப்போ நீங்கள் பார்க்குற இந்த சாரிலையுமே ப்ளவுஸில் உங்களுக்கு ஹேண்டுக்கு அந்த ஒர்க் வந்துடுது கலர் வந்து பர்பிள் கலர் வித் பிளாக் மிக்சிங்கில் இருக்குங்க ஸோ பிளாக் மிக்சிங்கிறதுனால கண்டிப்பாக top and bottom hooks marks ஆகட்டும் அல்லது சாரிலேயும் சில இடங்கள்லேயே ஆகட்டும் உங்களுக்கு வந்து அந்த ஹூக்ஸ் மார்க்ஸில் அந்த பிளாக் கலர் த்ரெட்டு தெரியும் இந்த வீடியோலையே டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ஸில் நீம்சரி ஒர்க் இருக்கக்கூடிய சாரீஸாக பார்க்க போகிறோம் அண்ட் இதுக்கு முன்னாடி பார்த்த ரெண்டு கலரும் சரி இப்போ பார்க்குறதும் சரி எல்லாமே single colour sari body of sari pallu blouse எல்லாமே ஒரே கலரில் இருக்குங்க இந்த வீடியோவில் ஃபுல்லாகவுமே அப்படி தான் நம்ம பார்க்க போகிறோம் சிங்கிள் கலரில் இருக்கக்கூடிய ஆல் செல்ஃப் சாரீஸ் தான் sari number six four three இது வந்து உங்களுக்கு டபுள் ஷேடுங்க டபுள் ஷேடு அப்படின்னா வயலட் அண்ட் நேவி ப்ளூ மிக்சிங்கில் இருக்குது இந்த சேரீயில் வரக்கூடிய பிளவுஸ்லேயுமே உங்களுக்கு ஹேண்டுக்கு ஒர்க் வந்துடுது sari number six forty three இந்த சாரீஸை நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாக மட்டும்தாங்க புக் பண்ண முடியும் வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அந்த நம்பருக்கு நீங்கள் சாரீ கோடு சென்ட் பண்ணி புக் பண்ணுங்கன்னு சொல்லுங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு அந்த சாரீ வேணும்னா மட்டுமே புக் பண்ண சொல்லுங்கள் அண்டு ஃபர்தராக வந்து ப்ராசஸ் பண்ணுங்கள் சப்போஸ் வந்து உங்கள்கிட்ட ப்ரா ப்ராப்பரான ரிப்ளைவோ ரெஸ்பான்ஸோ உங்ககிட்ட இருந்து வரலை அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா சாரீ ஹோல்டு பண்ண முடியாது உங்களுக்கு புக் பண்ண ஆர்டரை கேன்சல் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு யார் அந்த சாரீ கேட்டாங்களோ அவங்களுக்கு ப்ரொசீட் பண்ணிடுவோங்க அது எப்போன்னா நம்ம கேட்கக்கூடிய மெசேஜஸ்க்கு நீங்கள் வந்து ப்ராப்பரான ரிப்ளேவோ அல்லது ரெஸ்பான்ஸோ வரலை அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வந்து நெக்ஸ்ட் கஸ்டமருக்கு நம்ம ப்ரொசீட் பண்ணுவாங்க sari number six forty four இது வந்து க்ரீன் கலர் க்ரீன்லேயே பார்த்துட்டிங்கன்னா ஆல்ஹே க்ரீனில் லைட் கலரில் வரும் இந்த சாரீலேயும் இந்த பேட்டர்ன் இந்த மேங்கோ டைப் பேட்டர்னில் வரக்கூடிய எல்லா சாரீஸ்லேயுமே ப்ளவுஸில் அந்த டிசைன் வந்துடுங்க ஹேண்டுக்கு நீம் சரி அப்படிங்கிறதுனால ரொம்ப எடுத்தெல்லாம் அடிக்காதுங்க ரொம்ப மைல்டாக தான் இருக்கும் நல்லா டார்க் கலர்ஸ்க்கு கொஞ்சம் தெரியும் லைட் கலர்ஸ்க்கு ரொம்ப மைல்டாக இருக்கும் அந்தளவுக்கு தெரியாது next sari sari number six forty five இந்த சாரீ பொறுத்த வரைக்கும் ராணி பிங்க் அண்டு ரெட்டு மிக்சிங்கில் இருக்குங்க ஸோ பார்க்குறக்கே எப்படி தெரியும்னா ராணி பிங்க் மட்டுமே மேலே தெரிகிற மாதிரி இருக்கும் ஆனால் ரெட் மிக்சிங்கில் தான் இருக்குது ப்ரீபேமெண்ட் ஆப்ஷன்லேயும் புக் பண்ணலாங்க கேஷ் ஆன் டெலிவரியிலையும் புக் பண்ணலாம் இன்டர்நேஷ்னல் ஷிப்பிங்கும் அவைலபிளாக இருக்குது ப்ரீபேமெண்ட் ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணும்போது எந்தவித எக்ஸ்ட்ரா சார்ஜஸோ லிமிடேஷன்ஸோ கிடையாதுங்க சிங்கிள் சாரீலேருந்து எவ்வளோ நம்பர் ஆஃப் சாரீ வேணாலும் நீங்கள் ப்ரீபே பண்ணி வாங்கலாம் இந்தியாக்குள்ளே எங்கே சென்ட் பண்ண சொன்னாலும் ஃப்ரீ ஷிப்பிங்கில் சென்ட் பண்ணி தரோம் இதுவே கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷனில் புக் பண்ணிங்கன்னா ஒரு சாரீ தான் அட் அ டைமில் புக் பண்ண முடியும் next sari again cash on டெலிவரியில் புக் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு புக் பண்ண சாரியோடைய பார்சல் நீங்கள் வாங்கினதுக்கு அப்புறம் தான் நெக்ஸ்ட் சாரியை அகெயின் கேஷ் ஆன் டெலிவரியில் புக் பண்ண முடியும் அதுக்கும் த்ரீ ஹண்ட்ரட் ஃபஸ்ட்டே பே பண்ணிங்கன்னா தான் உங்கள் ஆர்டரை கன்ஃபார்ம் பண்ணுவோம் பார்சல் சென்ட் பண்ணுவோம் பார்சல் ரிசீவ் பண்ணும்போது சாரியோடைய ப்ரைஸ் என்னவோ அது நீங்கள் கேஷ் கொடுத்து பார்சல் வாங்கிக்கலாம் இதுவே டசில்ஸ் போடுறதுன்னு பார்த்துட்டிங்கன்னா ப்ரீபேமெண்ட் ஆப்ஷன் மட்டும்தான் டசில்ஸ் போட்டு கொடுக்குற ஃபெசிலிட்டிங்க அதுவும் நீங்கள் சொன்னீங்கன்னா மட்டும்தான் நம்ம நோட் பண்ணி டசில்ஸ் போட்டு தருவோம் இப்போ நீங்கள் பார்க்குறது லாவெண்டர் கலர் அதில் அந்த நீம் சரின்னு பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு க்ரீன் கலரில் வருதுங்க சரி number six four six next six four seven இது வந்து பாட்டில் க்ரீன் இன்டர்நேஷ்னல் ஷிப்பிங்க்கு ஷிப்பிங் சார்ஜஸ் எக்ஸ்ட்ரா வருங்க நம்பர் ஆஃப் சாரீஸ் நீங்கள் ஆர்டர் பண்ணுறதை பொறுத்து உங்களுக்கு ஷிப்பிங் சார்ஜஸ் வரும் சப்போஸ் உங்கள் கண்ட்ரியில் கஸ்டம் சைடில் டியூட்டி டேக்ஸ் பே பண்ண சொல்கிறாங்கன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா பே பண்ணி வாங்கிக்கிற மாதிரி இருக்கும் நம்ம கலெக்ட் பண்ணுறது ஷிப்பிங் சார்ஜஸ் மட்டும்தாங்க ஸோ ப்ரீபேமெண்ட்டுக்கு இந்தியாவுக்குள்ளே பார்சல் சென்ட் பண்ணணுன்னா எந்தவித எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் கிடையாதுங்க கேஷ் ஆன் டெலிவரி அப்படின்னா three hundred rupees extra charges இருக்குது இன்டர்நேஷ்னல் ஷிப்பிங்காக இருந்தது அப்படின்னா ஷிப்பிங் சார்ஜஸ் எக்ஸ்ட்ரா வருதுங்க sari number six four eight இது வந்து பேஸ்டல் ஷேட் இது வந்து பேஸ்டல் ஷேடில் இருக்கக்கூடிய கலருங்க அதாவது டிஃப்ரெண்ட்டான ஒரு டோனுங்க இந்த க்ரீன் சொல்கிறதா இல்லை ப்ளூ ஃபேமிலின்னு சொல்கிறதானே தெரியல ஸோ டிஃப்ரெண்ட்டான ஒரு பேஸ்டல் ஷேடு தான் இது இந்த சேரீயில் வரக்கூடிய ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு ஃபுல்லாகவே பிளெயினாக இருக்கும் ஹேண்டில் வந்து டிசைன் வராது இந்த சாரீஸுடைய price seven thousand eight hundred rupees offer ப்ரைஸாக செவன் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரடுக்கு நம்ம கொடுக்குறாங்க வேணுங்கிறவங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் வாட்ஸ்அப் மூலமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் செவன் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரடுங்கிற ஆஃபர் ப்ரைஸ்க்கு இந்த சாரீஸ் உங்களுக்கு கிடைக்குது sari number six four nine இது வந்து mango yellow and black mix ஆகிருக்குங்க so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 புக் பண்ணாலும் சரி இல்லை வீடியோ பார்த்து புக் பண்ணாலும் சரி நீங்கள் ரெண்டையுமே கம்பேர் பண்ணி பாருங்கள் அண்ட் வீடியோவில் ஆடியோவை வந்து லிசன் பண்ணுங்கள் நம்ம என்ன கலர் சொல்கிறோம் அதே கலர் வீடியோவில் தெரியுதா இல்லை ஃபோட்டோலையும் தெரியுதா அப்படிங்கிறதையும் கம்பேர் பண்ணுங்கள் ஏன்னா டபுள் ஷேட் கலர்ஸ் எல்லாம் வந்து எக்ஸாக்டாக ஃபோட்டோவில் கேப்சரே பண்ண முடியாதுங்க ஸோ அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்து லிட்டில் டிஃப்ரென்சஸ் வந்து கலரில் வரதாங்க செய்யுது sari number six fifty one இது வந்து வயலட் கலர் டார்க் வயலட்டில் இருக்குது ப்ளவுஸ் இன்னர் லேயர் பிளைனாக வருங்க sari number six fifty two இதுமே ஒரு பேஸ்டல் ஷேடுங்க ஒரு மாதிரி லேவெண்டர் ஃபேமிலி தான் ஆனால் ஒரு மாதிரி பேஸ்டல் ஷேடாக வருதுங்க ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டோனாக வருது ஏன்னா மிக்சிங் கலர் அந்த மாதிரி இருக்குது ஸோ அப்படிங்கும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டோனில் வருதுங்க ஸோ இந்த ஃபோல்டிங்கில் இருக்கக்கூடிய சாரீஸ்க்கு மட்டும் டசஸ் போடல ப்ரீபேமெண்ட்டில் நீங்கள் பே பண்ணுறீங்கன்னா சொல்லுங்கள் நம்ம டசஸ் போட்டு சென்ட் பண்ணுறோம் இதுவே கேஷ் ஆன் டெலிவரியில் நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா டசஸ் போட்டு கொடுக்குற ஃபெசிலிட்டி இல்லைங்க next sari sari number six five three இது பேஸ்டல் ஷேடு தாங்க இந்த பேட்டர்னில் நிறைய பேர் வந்து லாஸ்ட் டைம் போடும்போதே பேஸ்டல் ஷேட்ஸ் நிறைய என்கொயரி பண்ணியிருந்தீங்க எப்போ வரும் எப்போ வரும்னு நிறைய பேர் வந்து என்கொயரி பண்ணிகிட்டே இருக்கீங்க ஸோ அதுக்காகவே இப்போ இந்த வீடியோலேயே நியர்லி டுவெண்ட்டி சாரீஸ் வந்து நம்ம ஷோ பண்ணுறோம் ஸோ வேணுங்கிறவங்க இமீடியட்டாக புக் பண்ணிக்கோங்க சப்போஸ் அனதர் கஸ்டமர் புக்குடு அப்படின்னு சொல்லியிருந்தாலுமே உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் வேணும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்த்து ஒன் ஹவர் இல்லைன்னா டூ ஹவர்ஸ் கழித்து கூட நீ அது சாரீ இருக்கா இல்லையான்னு மறுபடியும் கூட செக் பண்ணிக்கலாங்க இப்போ இந்த சாரியுடைய கலர் முன்னாடி சொன்னதான் பேஸ்டலில் கொஞ்சம் க்ரீன் ஃபேமிலி மாதிரி வரும் ஏன் நான் அது வந்து அனதர் கஸ்டமர் புக்குடுங்கிற ரிப்ளை கொடுத்தாலும் ஒரு ஒன் ஆர் டூ ஹவர்ஸ் கழித்து நான் கேட்க சொல்கிறேன் அப்படின்னா இப்போ கூடங்க புக் பண்ணுற எல்லாருமே வந்து பை பண்ணிடுறாங்களா அப்படின்னா இல்லைங்க சம்டைம்ஸ் வந்து என்ன ஆகுது அப்படின்னா கேன்சல் ஆகுது ரிப்ளை வராதனாலேயோ அல்லது ரெஸ்பான்ஸ் இல்லாதனாலேயோ என்ன ஆகுது அப்படின்னா அந்த ஆர்டர் வந்து கேன்சல் ஆகும் அவங்களும் வந்து கேன்சல் பண்ணுற மாதிரி இருக்குது ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன் அனதர் கஸ்டமர் புக்குடு சோல்டுன்னு சொன்னால் சோல்டு தாங்க அதை வந்து மாற்ற முடியாது இதே வந்து அனதர் கஸ்டமர் புக்குடுன்னு சொன்னால் நீங்கள் ஒரு ஃபியூ ஹவர்ஸ் கழித்து திரும்பி அந்த சாரீ இருக்கான்னு கேட்டு பார்க்கலாம் இப்போ நீங்கள் பார்க்குறதும் பேஸ்டல் ஷேடு தான் sari number six fifty four இது கொஞ்சம் ஒரு மாதிரி க்ரீனா ப்ளூவா மிக்சிங் அந்த மாதிரி தாங்க இருக்குது கலர் எக்ஸாக்ட்லி சொல்ல முடியலைங்க எல்லாமே பேஸ்டல் ஷேட் அப்படிங்கிறதுனால எக்ஸாக்டாக சொல்ல முடியல நீங்கள் வீடியோ ஃபோட்டோ ரெண்டையும் கம்பேர் பண்ணிக்கோங்க இந்த கலர்ஸ்க்கெல்லாம் sari number six fifty five இதுவுமே பேஸ்டல் ஷேடு தாங்க இந்த டைப் ஆஃப் சாரியில் உங்களுக்கு ஹேண்டுக்கு அதாவது ப்ளவுஸில் ஹேண்டுக்கு டிசைன் வந்துடுது இந்த சாரியுடைய லென்த்தை பொறுத்த வரைக்கும் blouse body of sari tassel pallu அதாவது பல்லு பல்லுவில் வரக்கூடிய டசில்ஸு சேர்த்து தாங்க சிக்ஸ் பாயிண்ட் ஒன்லேருந்து six point two metres length இருக்கும் width of the sari forty five point five inches above இருக்கும் length of the blouse above seventy centimetre இருக்குங்க next sari sari number six fifty six six fifty six பார்த்துட்ருக்கீங்க இது வந்து பிங்க் கலர்லேயே லைட் கலராக இருக்கும் பேபி பிங்க் மாதிரி இருக்குங்க இது இந்த சாரீலையும் ப்ளவுஸில் வந்து ஹேண்டுக்கு உங்களுக்கு டிசைன் வந்துடும் ஸோ இந்த டிசைன் பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் அடுத்த கலரோட மிக்ஸ் ஆகிருக்கும் என்னதான் வந்து ஃபுல் சரி ஒர்க் இருந்தாலும் சாரீ வந்து உங்களுக்கு வெயிட்லெஸ்ஸாக தாங்க இருக்கும் ரொம்ப ஹெவியாலாம் இருக்காது வெயிட்லெஸ்ஸாக தான் இருக்கும் வியர் பண்ணுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் உங்களுக்கு வந்து அந்த ப்ளீட்ஸ் எடுக்கிறதாகட்டும் எல்லாமே ஈஸியாக இருக்கும் sari number six five seven இது பேஸ்டல் ஷேடுங்க ஸோ கலர் எக்ஸாக்டாக என்னால் சொல்ல முடியல அப்படிங்கிறதுனால தான் அந்த பேஸ்டல் ஷேட் அப்படின்னு சொல்கிறேன் சப்போஸ் கிராஸ் கலர் அப்படின்னா கூட ஈஸியாக சொல்லிடலாம் இது கிராஸ் கலர்லேயே பேஸ்டல் ஷேடு தான் கிராஸ் பண்ணியிருக்கிறதுனால என்னால் வந்து எக்ஸாக்டாக சொல்ல முடியலைங்க next sari sari number six fifty eight இது வந்து பெய்ஜ் கலர் இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துட்டு எல்லாமே நீம் ஜரி ஒர்க் பண்ணியிருக்கக்கூடிய all self saris pure silk சாரீஸுங்க எல்லாமே கைத்தறியில் நெசவு பண்ணியிருக்கக்கூடிய சாரீ ஒவ்வொரு சாரீ கூடயும் கட்டாயம் சில்க் மார்க் டேக் வந்துடும் என்ன தான் சில்க் மார்க் டேக்கோடு வந்தாலுமே நீங்கள் தாராளமாக வீட்டில் செக் பண்ணி பார்த்துக்கலாம் இது பியூராக இல்லையான்னு செவன் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ஏழாயிரத்தி எட்நூறுபா அப்படிங்கிற ஆஃபர் ப்ரைஸ்க்கு இந்த சாரீஸ் உங்களுக்கு கிடைக்குதுங்க வேணுங்கிறவங்க வாட்ஸ்அப் மூலமாக சாரீ கோடு சென்ட் பண்ணி புக் பண்ணிக்கலாங்க sari number six five nine six fifty nine அதே மாதிரி சாரீ வந்து கண்டிப்பாக வந்து ஹோல்டு பண்ணுறதே இல்லைங்க இப்போ இது இப்போ வந்து ஃபஸ்ட் கூட நம்ம ஹோல்டு பண்ணிகிட்டு இருந்தோம் பட் இப்போ வந்து சாரீ ஹோல்டே பண்ணுறதில்லை ஸோ உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஃபர்தராக என்ன பண்ணிக்கலான்னா ப்ராசஸ் பண்ணிக்கலாம் இப்போ நீங்கள் பார்க்குறது pink colour sari number six fifty nine எல்லாமே நீம் சரி ஒர்க்கு தாங்க இது பார்க்குறக்கு உங்களுக்கு காப்பர் சரி மாதிரி தெரியலாம் ஆனால் அது நீம் சரி தான் உங்களுக்கு இதில் காமிச்சாலே தெரிஞ்சிருங்க இங்கே வந்து ஒரு சரி எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ சில்க் த்ரெட்டு இருக்குது ஜரி இருக்குது ஸோ கோல்டு ஜரி கூட silk thread yellow colour thread mix பண்ணியிருக்கிறதுனால உங்களுக்கு வந்து இந்த இந்த மாதிரி கலர் வருது sari number six sixty double six zero இந்த கலர்னு பார்த்துட்டிங்கன்னா இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு ஷேடில் வருது ஹாஃப் ஒயிட் மாதிரி இருக்குங்க பட் இதுக்கெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா அந்த ஃபோட்டோ ஷூட்ஸ் பண்ணுறவங்களுக்கெல்லாம் வந்து இந்த சாரீஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஆப்டாக இருக்கும் ஸோ இந்த சாரீஸ் வியர் பண்ணி இதுக்கேற்ற மாதிரி அந்த ஜுவல்ஸ் போடும்போது கண்டிப்பாக வந்து சூப்பரான ஒரு ஃபோட்டோ ஷூட் பண்ணலாம் அந்த மாதிரி இருக்கக்கூடிய சாரீஸ் தாங்க இது எல்லாமே ஒவ்வொரு சரி கூடையும் கட்டாயமும் இந்த சில்க் மார்க் ஸ்டிக்கர் வந்துடுதுங்க இதை நீங்கள் ஸ்கேன் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம வர்ணாங்கிற நேம் வரும் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்